குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே அதாவது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓரையை பற்றி பா பார்த்துக்கிட்டு வரோம் ஓரை என்பது என்ன ஒரு நாளில் வந்து குறிப்பிட்டு அந்த கிழமையின் அதிபதி வந்து இப்போ சந்திர திங்கட்கிழமை சந்திரன் தான் கால கிரகம் அப்போனா அந்த சந்திரன் ஆதிக்கம் மூன்று முக்காலங்களில் ஒரு நாளைக்கு வந்து ஆதிக்கம் செலுத்தும் அதாவது காலை மாலை இரவு காலை ஆறு டு ஒன்று மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது அந்த கிழமையின் அதிபதியே அந்த குறிப்பிட்ட கால அளவில் அதன் அதி ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கும் ஒரு மணி நேரம் அப்படின்னா அந்த காலங்களில் அந்த சந்திரன் காரக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் செயல்படும் அதை நீங்கள் உணர்பவர்கள் யாரெல்லாம் உற்று கவனிக்கிறார்களோ அந்த நேரத்தில் வந்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும் ஒரு விஷயத்தை ஓரை அரண்டு சரியான முறையில் ஓரையை இன்னும் நுணுக்கமாக சரியான முறையில் பயன்படுத்தினா எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்காலத்தை நுணுக்கமாக நாம் கணிக்க முடியும் ஜோதிடர்கள் ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு சூட்சம முறையில் ஓரையை பயன்படுத்துகிறார்கள் சரிங்களா இப்போ நம்ம ஒரு பொதுவான வழக்கம் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சந்திரன்னா என்ன அந்த சந்திரனின் காரகத்துவங்கள் என்ன சந்திரன் என்பவர் ஒரு பெண் அதாவது தாய்மையை குறிக்கும் கிரகம் சந்திரன் சரிங்களா ஒரு அழகான தோற்றம் பொலிவான தோற்றம் சந்திரன் போன்ற ஒரு முகம் நிலா போன்ற முகம்னு வர்ணிக்கிறாங்க இல்லையா இந்த கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இவர்களுக்கு எல்லாமே அந்த சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சரிங்களா இப்போ நீர் சம்மந்தப்பட்ட பொருள் அந்த கடல் கடல் இது சம்பந்தப்பட்டதெல்லாம் வந்து சந்திரனை குறிக்கும் சரிங்களா காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடம் கடகராசி இந்த கடகம் என்பது என்ன சரிங்களா கடகம் என்பது வந்து இயல்பிலேயே அது உதவும் தத்துவத்தை கொண்டது இயல்பிலேயே அந்த சென்ற ஓலையில் நீங்கள் பார்க்கும் நபர்கள் என்னன்னா ரொம்ப இலகிய மனம் படைத்தவர்களாகவும் அடுத்தவங்களுக்கு உதவும் குணம் இயல்பாகவே அவங்களுக்கு இருக்கும் பாசம் மிக்கவர்களாக சந்திரன்கிறது வந்து அஃபெக்ஷனேட் அதிகமாக ஒரு காதல் வயப்படும் கிரகம் சந்திரன் இல்லாமல் சந்திரன் வந்து ஒருவருக்கு பாதிப்படைஞ்சாலே காதல் வரும்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா இந்த உணவு ஹோட்டல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு அப்புறம் வந்து அரிசி விவசாயம் இது எல்லாமே சந்திரனின் ஆதிக்கத்தில் வரும் ஒரு நீண்ட தூரம் நீங்கள் பயணம் பயணம் செய்கிறீங்க அப்புறம் வந்துட்டு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு சேல்ஸ் பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே சந்திரன் ஒரு நீங்கள் இந்த ஒரு கரெக்டாக நிகழ்ச்சியெலாம் பார்க்குறீங்கன்னு வைங்களேன் ஒரு கரெக்டாக நீங்கள் டிவி ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட சேனலில் வந்து அந்த நேரத்தில் வந்து அப்படியே உட்காடுறீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து உணவு சம்மந்தப்பட்டதில் வந்து அதிகமாக பேசப்படலாம் அப்படிலாம் இந்த பயணம் சம்மந்தப்பட்டது அதாவது ராகுலாம் வந்து ஃபாரின் ட்ராவல் வரும் ஆனால் சந்திரனின் ஆதிக்கமும் தேவை சரிங்களா ஏன்னா கடலில் குறிப்பார் இல்லையா அப்போ தாய்மையை பற்றி பேசுகிறது அப்போ டாக்டரில் குறிப்பாக நர்ஸு ஏன்னா நர்ஸு ஒரு வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு தாய்மையை போல் பாற்றுக்கொள்வார்கள் தாயை போல் அதனால் அவர்களுக்கு இந்த சந்திரனின் ஆதிக்கம்ங்கிறது இயல்பாகவே இருக்கும் இப்போ சமையல் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி அப்புறம் ஒரு உணவுப் பொருள் வாடுறது உணவுக்கான முதலீடு செய்வது சரிங்களா அப்புறம் வந்து நீர் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள்லாம் வாங்குவது இல்லை நீர் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து முதலீடு செய்வது அப்புறம் பால் வியாபாரம் சரிங்களா இதெல்லாமே இந்த சந்திர ஓரையில் முதலீடு செய்வது மிக நல்லது மதம் நடுதல் விதை விதைத்தல் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை ஒரு சுப நிகழ்ச்சியில் ஆரம்பிப்பது உண்டு அந்த சுப ஓரையான அதாவது வளர்பிறை தேய்பிரைன்னு இருக்குது அந்த வளர்பிறை சந்திர திங்கட்கிழமையில் அதுவும் குறிப்பாக சென்ற உரையில் நீங்கள் விசிட் ஆரம்பிக்கிறது இன்னுமே சிறப்பாக இருக்கும் ஒரு பெண் பார்ப்பது வந்து சென்ற பெண் இயல்பாகவே ஒரு பொண்ணை போய் பார்க்குறீங்கன்னா அது பல நேரங்களில் ஒரு அழகாக முகப்பொழிவான பெண்ணு அது இது அந்த பெண்ணோட குணத்தை வந்து அந்த ஓரையை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் இந்த நேரத்தில் இந்த ஒரு பெண்ணை பார்க்குறீங்களா அந்த பெண்ணின் குணம் இப்படி தான் இருக்கும் இன்னும் மற்ற கிரக நிலையில் பார்க்கலாம் பொதுவாகவே இது சம்மந்தப்பட்ட பெண்கள் ஆளுமைக்குள்ளார் வருவாங்க ஒன்று சந்திரனின் நட்சத்திரம் ரோகிணி அஷ்டம் திருவோணம் அப்படி இல்லைன்னா கடகராசி கடக லக்னம் சம்மந்தப்பட்ட பெண்களையோ நபர்களையோ ஆண்களையோ நீங்கள் அந்த நேரத்தில் பார்ப்பீங்க ஒன்று அப்படி இல்லைன்னா எழுத்தாளரோ கவிஞரோ இல்லை கலை நுணுக்கத்துலேயோ அந்த சென்ட்ரல்லாம் ஆதிக்கம் வந்து ஒரு கலை நுணுக்கத்தையும் ஒரு வந்து இயல்பாகவே ஒரு டெக்கரேஷன் டெக்கரேட்டிவில் அதிகமாக ஆர்வமாக இருப்பாங்க அவங்களாம் மேக்கப் போடுறதுல சுக்கரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்னாலும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டாக கச்சிதமாக அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப பாசமாக இருக்கும் அவங்க பார்த்தாலே பாசமாக இருக்கும் உதவி செய்கிற குணம் இருக்கும் இந்த மாதிரி சண்டை நாதிக்கு இருக்கும் அதே வந்து இந்த தேய்பிறை அன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதை அப்படியே நேரடியாக போட்டுங்க கன்னிங்னஸ் இருக்கும் அவங்களுக்குள்ளார ஒரு விஷயத்தை சரியாக செய்ய மாட்டாங்க மாற்றி மாற்றி செய்வாங்க ஒரு விடா விடாப்பிடித்தனம் இருக்கும் டக்குன்னு அழுதுடுவாங்க சரிங்களா ஒரு விஷயத்தை சரியான முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க இருக்கும் மனக்குழப்பங்கள் அதிகமாக அவர்களுக்கு இருக்கும் இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த ஆறு டு காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது என் சம்மந்தப்பட்ட ஊரில் நீங்கள் இந்த சார்ந்த நபர்களையும் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும் வெறும் வீடியோ பதிவில் நீங்கள் கேட்பதால் ஒன்றும் நடக்காது ஒரு ஒரு கோயிலுக்கு அம்மன் தரிசனம் பண்ண அப்புறம் வந்து ஒரு அம்மனுக்கு பரிகாரம் செய்ய அப்புறம் பார்வதி சிவன் பார்வதி அவர்களுக்கு எல்லாமே ஒரு பரிகாரம் செய்ய உகந்த இது வந்து இந்த உரை அப்புறம் வந்து உணவு உணவு வந்து நீங்கள் அடுத்தவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து தானம் கொடுப்பதுக்கு சிறப்பான வந்து வளர்ப்பிறை சண்டிர ஓரை காலை ஆறு டு ஏழு இல்லைனா மதியம் முந்நூற்றி இரண்டு எல்லாமே நீங்கள் தாராளமாக கொடுக்க பயன்படுத்தலாம் அதனால் உங்களுக்கே அந்த அனுபவத்தால் மட்டுமே உணருங்க நான் சொல்கிறேன்னு வச்சுலாம் நம்பாதீங்க சரிங்களா நன்றி ஓம் சிவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மஸ்ரீ ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே அதாவது நம்ம ஒவ்வொரு நாள்